எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டர்னிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க அதுவும் ஸ்டாக் கிளியரன்ஸு அப்டேட்டுங்க அதாவது எல்லாமே ஃப்ரெஷ் சாரீஸ் தான் மேக் பண்ணி டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆச்சுங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோ ப்ரைஸில் அதாவது ஆஃபர் ப்ரைஸில் இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வந்து அகெயின் ஃப்யூச்சரில் வரவே வராதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பர்பிள் பல்லுவன் ப்ளவுஸ் காஃபி ப்ரௌன் இதில் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்குங்க பாட்டமில் வரக்கூடிய டிசைன் ஆகட்டும் pallu and body of sari எல்லாத்துலேயுமே silver tested zari work sari number four nine five body of sari grey இது வந்து கொஞ்சம் கிரே அண்டு பெய்ஜ் மிக்சிங்கில் இருக்கக்கூடியதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெய்ஜோட பிளாக் கம்பைன் ஆகிருக்கு ஸோ அதனால் அந்த கலர் வந்து அப்படி இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட் ஆரஞ்ச் கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் மிக்சிங்கில் இருக்குது ஸோ பிளா பாடியில் சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட் விசிபிளாக இருக்கும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜரியில் ஒர்க் இருக்குங்க turning work one side border இருக்கக்கூடிய sari pure silk warp and weft ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க சாரியுடைய number four nine six body of sari grey pallu and blouse navy blue சாரியுடைய ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஃபோர் சாரீஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க நீங்கள் அது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து வீடியோ பாருங்கள் இது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்குங்க நம்மக்கிட்ட ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க இதே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு சாரி தான் புக் பண்ண முடியும் அதுவும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்கு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் நேவி ப்ளூ ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் பாட்டம் ஒர்க் இருக்குது இந்த சாரியுடைய பாடி ஆஃப் சாரி கலர் சொல்லிடுறேன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது என்னென்னா கொஞ்சம் பெய்ஜோட டார்க்கு பிளாக் கலர் மிக்சிங்கில் இருக்குங்க sari number four nine eight so ஒரே பேட்டர்னில் நம்ம இப்போ நம்ம பார்க்குறது ஃபிஃப்த்து கலர் சாரிங்க body of sari navy blue பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள் கலர் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்கக்கூடிய சாரி சாரியுடைய offer price six thousand seven hundred rupees only ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் sari number four double nine six thousand seven hundred அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க டபுள் வார்ப்பு சாரீஸ் இது எல்லாமே double warp sari pure silk sari body of sari peacock blue pallu and blouse grey ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்குங்க ஸோ ஆறாயிரத்தி எழுநூறுபாங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப affordable price reasonable price so miss பண்ணிடாதீங்க இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் next sari number five double zero five hundred சாரியுடைய number five hundred price six thousand seven hundred rupees only body of sari grey பலுவன் ப்ளவுஸ் காஃபி ப்ரௌன் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் வருங்க பாட்டம் போர்ஷன்லேயும் அண்டு பல்லுலையுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் ஒர்க் ஒர்க் வரும் next sari number five zero one இந்த ஃபைவ் ஜீரோ ஒனில் பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூவில் இருக்கும் பழுவன் ப்ளவுஸுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த காஃபி ப்ரௌனும் அண்ட் அந்த ப்ளூவும் மிக்சிங்கான கலரில் இருக்குங்க இதுவும் பாடியில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டட் ஜெரியில் ஆல்டர்னேட்டிவாக புட்டாஸ் வந்துடுது பாட்டம் அண்ட் பல்லு ஒர்க் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜெரியில் ஒர்க் இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் sari number five zero two pallu and blouse ink blue and லைட்டாக வைலட் மிக்சிங்கில் இருக்குங்க ink blue and violet mixing body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா mustard yellow and black mixing இது வந்து ரொம்பவுமே நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஹைபிஸ்கஸ் டிசைனில் இருக்கக்கூடியது தான் பாட்டமில் வரக்கூடிய ஹைபிஸ்கஸ் டிசைன் வந்து கோல்டு சில்வர் காப்பர் மூணு டெஸ்ட் சரிலையுமே வரும் பாடியில் வரக்கூடிய சின்ன புட்டா வந்து கோல்டு அண்ட் சில்வரில் ஆல்டர்னேட்டிவாக வருங்க saree number 503 பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூலேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய அந்த சின்ன புட்டா கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே வந் வருங்க அதாவது ஒரே புட்டாலேயே இருக்கும் பாட்டமில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டும் அண்ட் பல்லுவில் கோல்டு அண்ட் சில்வர் சரியுமே வரும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது இந்த ஆஃபர் இன்றைக்கி மட்டும்தாங்க சேம் ரேட்டில் இந்த சேம் டிசைன் சாரீஸ் வந்து அடுத்த ப்ராசஸில் ப்ரொடக்ஷனில் வந்தாலுமே இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க ஸோ இந்த ஆஃபர் அப்டேட்டை மிஸ் பண்ணிடாமல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாங்க லோ ப்ரைஸ்க்கு ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வரும் நம்ம சாரியில் இதை பேஸ்ட் பண்ணி கொடுக்குறோங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணா அப்படிங்கிற நம் நேம் வரும் thank you Thank you for watching.